ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் we're Varna from Sirumugai Coimbatore district நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பாட்லி பல்லு சாரீஸ் கலெக்ஷன்ஸுங்க வாங்க ஒவ்வொன்றா பார்த்துடலாம் பாட்லி பல்லு அப்படிங்கிறது ஹாஃப் சாரி மாடலுங்க அதாவது ப்ளீட்ஸ் என்ன கலர் டிசைன் வருதோ அதுவே தான் உங்களுக்கு பல்லு இருக்கும் அதாவது பல்லு என்ன வருதோ அதுவே வந்து ப்ளீட்ஸ்க்கு வரக்கூடியது அதனால தான் அதை பாட்லி பல்லு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த சாரீஸ் எல்லாமே கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கக்கூடிய பியூர் சில்க் சாரீங்க ஒவ்வொரு சாரீ கூடயும் கட்டாயம் உங்களுக்கு சில்க் மார்க் டேக் வந்துடும் என்னதான் சில்க் மார்க் டேக்கோட உங்களுக்கு பியூர் சில்க் அப்படின்னு வந்தாலுமே நீங்கள் தாராளமாக வீட்டில் ஈஸியாக சிம்பிளாக இது வந்து பியூராக இல்லையான்னு செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம் ஸோ வீடியோ ரெஃபரன்ஸ் வேணும் அப்படின்னா லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நீங்கள் வந்து அதை பார்த்து கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த சேரீயில் உங்களுக்கு அந்த ப்ளீட்ஸ் போர்ஷன் ஜாயின் ஆகும்போது லைன்ஸ் வருதுங்க பாடி ஆஃப் சாரீ உங்களுக்கு பிங்கிஷ் ஆரஞ்சு கலர்லேயும் பல்லுவன் அண்ட் ப்ளவுஸ் ராமர் க்ரீன் கலர்லேயும் இருக்குங்க ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்டட் சரியில் தான் புட்டாஸ் பல்லு ஒர்க் எல்லாமே இருக்குங்க சாரி நம்பர் ட்ரிபிள் த்ரீ இதுக்கு முன்னாடி பார்த்தது டபுள் த்ரீ டூ இது வந்து ட்ரிபிள் த்ரீ பல்லுவன் ப்ளவுஸ் க்ரீன் கலர்லேயும் பாடி ஆஃப் சாரி மெஜந்தா கலர்லேயும் இருக்குங்க same pattern second colour sari பார்க்குறோம் இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு பேட்டர்னில் ஃபோர் ஃபோர் சாரீஸ் வந்து பார்க்க போகிறோங்க மொத்தம் எட்டு சாரீஸ் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அண்ட் எந்த சாரீ பர்ச்சேஸ் பண்ணாலுமே அதோடைய ப்ரைஸ் வந்து செவன் தௌசண்ட்கிற ஆஃபர் ப்ரைஸ்க்கு உங்களுக்கு கிடைக்கும் ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங்கில் நம்ம சென்ட் பண்ணி கொடுக்குறோங்க ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்கும் அவைலபிளாக இருக்குங்க ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது சிங்கிள் சாரியிலேருந்து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 of sari blue colour peacock blue கலரில் இருக்குங்க ஃபஸ்ட்டு பேட்டர்னில் நம்ம பார்க்குற ஃபோர்த்து கலர் சாரீ அண்டு இந்த சாரீஸில் டசல்ஸ் இல்லைங்க நீங்கள் ப்ரீபேமெண்ட் ஆப்ஷனில் புக் பண்ணுறீங்கன்னா சொல்லுங்கள் நம்ம டசல்ஸ் போட்டு சென்ட் பண்ணி தரோம் இதே கேஷ் ஆன் டெலிவரியில் புக் பண்ணுறீங்கன்னா டசல்ஸ் போட்டு கொடுக்குற ஃபெசிலிட்டி இல்லைங்க கேஷ் ஆன் டெலிவரியில் நீங்கள் புக் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஒரு சாரீ தான் அட் அ டைமில் புக் பண்ண முடியும் அந்த சாரீ புக் பண்ணுறதுக்குமே extra charges three hundred rupees ஃபஸ்ட்டே பே பண்ணால் தான் உங்கள் பார்சல் அதாவது உங்கள் சாரீ வந்து பார்சல் சென்ட் பண்ணுவோம் பார்சல் ரிசீவ் பண்ணும்போது சாரியோடைய ப்ரைஸ் என்னவோ அது நீங்கள் கேஷ் கொடுத்து வாங்கிக்கணுங்க செவன் தௌசண்ட் சாரியோடைய ப்ரைஸ்னால் செவன் தௌசண்ட் நீங்கள் கேஷ் கொடுத்து பார்சல் வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது பல்லுவன் blouse parrot green body of sari violet colour சாரியுடைய நம்பர் டபுள் த்ரீ சிக்ஸ் இதுலேயுமே உங்களுக்கு லைன்ஸ் இருக்கும் அதாவது ப்ளீட் போர்ஷனும் பாடி ஆஃப் சாரி ஜாயின் ஆகிற இடத்துல உங்களுக்கு லைன்ஸ் வரும் number double three seven international ஷிப்பிங்க்கு ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வருங்க நம்பர் ஆஃப் சாரீஸ் நீங்கள் ஆர்டர் பண்ணுறது பொறுத்து உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வரும் உங்கள் கண்ட்ரி சைடில் கஸ்டம் சைடில் டியூட்டி டேக்ஸ் வந்து பே பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா அது நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கிற மாதிரி இருக்குங்க நம்ம கலெக்ட் பண்ணுறது ஒன்லி ஷிப்பிங் சார்ஜஸ் மட்டும்தான் நெக்ஸ்ட் சாரீ நம்ம பார்க்குறோம் பல்லுவன் அண்ட் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு க்ரீன் பேரட் க்ரீனில் வருது body of sari ink blue sari number double three eight so இந்த கலர்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரௌன் கொஞ்சம் மெரூன் டச் மாதிரி ப்ரௌனில் இருக்குங்க பல்லு அண்ட் ப்ளவுஸ் வந்து பேரட் க்ரீன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த சாரீஸை வாட்ஸ்அப் மூலமாக மட்டும்தாங்க புக் பண்ண முடியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு சாரி கோடு சென்ட் பண்ணி புக் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு புக்கிங்கில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கஸ்டமர் கேர் நம்பரை காண்டாக்ட் பண்ணி கூட நீங்கள் டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணலாம் கஸ்டமர் கேர் நம்பர் வந்து டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு மட்டும்தாங்க புக்கிங் அப்படின்னு வந்துட்டிங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் மெயின் புக்கிங் நம்பருக்கு தான் நீங்கள் மெசேஜ் பண்ணணும் சாரீ கோடு சென்ட் பண்ணணும் sari number double three nine body of sari இது வந்து காஃபி ப்ரௌன் கலரில் இருக்குங்க பல்லுவன் ப்ளவுஸ் பேரட் க்ரீன் அண்ட் இந்த சாரீஸ் எல்லாமே ஃப்ரெஷ் சாரீஸ் அப்படிங்கிறதுனால லிட்டில் பிட் ஸ்டார்ச் ஆட் பண்ணியிருக்கோங்க ஸோ கம்மு கம்மு வந்து அப்ளை பண்ணியிருக்கோம் ஸோ அப்படி அப்ளை பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னா கொஞ்சம் வந்து ரஃப்பாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் ஆனால் இதெல்லாமே பியூர் சில்க்கு ஒவ்வொரு சாரியுமே இந்த சில்க் மாஸ் ஸ்டிக்கரோட தாங்க வருது இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம வரணாங்கிற நேம் வரும் இப்போ நீங்கள் பார்த்த இந்த சாரியில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் மெசேஜ் பண்ணி புக் பண்ணிக்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்